வணக்கம் மாணவர்களே பெற்றோர் பெரியோர்களே மற்றும் தமிழ் அன்பர்களே உங்கள் அனைவரையும் சுருக்க தமிழ் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கின்றோம் காணொலியானது ஐவகை தமிழ் இலக்கணம் தொடர்பான ஒரு அறிமுக தொகுப்பாக அமையவிருக்கின்றது ஆம் பழமையும் பெருமை மிக்க வரலாறும் பொருந்திய செம்மொழியாமம் தாய்மொழி தமிழ் மொழிக்கான இலக்கணம் இன்றைக்கு இரண்டாயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னரே வகுக்கப்பட்டு விட்டது அந்த இலக்கணத்தையும் ஐந்து பெரும் பிரிவுகளாக பிரித்து தெளிவாக ஒழுங்கமைத்துள்ளனர் அவை தொடர்பாகவே இன்று இந்த காணொளி மூலம் உங்களுக்கு தெளிவுபடுத்த இருக்கின்றோம் தாயிற்கு இணையானகம் தமிழ் மொழியின் அடிப்படை இலக்கணம் தொடர்பான ஒரு தெளிவான விளக்கத்தினை இந்த காணொளி மூலம் நீங்கள் அனைவரும் பெற்றுக்கொள்ள முடியும் முத்தமிழ் என்று சித்தம் மகிழ முழங்கும் எம் தமிழ் மொழி மூன்று பிரிவுகளை உடையது அவை இயற்றமிழ் இசைத்தமிழ் நாடகத்தமிழ் தமிழ் அறிஞர்கள் இந்த மூன்று வகையான தமிழின் பிரிவுகளுக்கும் தனித்தனியே இலக்கண விதிகளை அமைத்துள்ளனர் அவ்வாறு மூன்று தமிழுக்கும் உரிய இலக்கண விதிகளை உள்ளடக்கிய மிக பழைய இலக்கண நூலாக அறியப்படுவது அகத்தியம் என்ற நூலாகும் முத்தமிழில் இயற்றமிழ் என்ற பகுதிக்குள் செய்யுள் அல்லது பாடல் உரைநடை என்பன அடங்குகின்றன இந்த இயற்றமிழ் என்ற பகுதிக்கு வகுக்கப்பட்ட இலக்கண விதிமுறைகளையே நாம் தற்காலத்தில் தமிழ் இலக்கணம் என்று கற்று வருகின்றோம் இவ்வாறு ஈயற்றமிழ் என்ற பகுதிக்கு எழுதப்பட்ட மிக பழைய இலக்கண நூலாக தொல்காப்பியம் திகழ்கின்றது தொல்காப்பியத்தின் அடிப்படையில் தமிழ் இலக்கணமானது ஐந்து பிரிவுகளாக பிரிக்கப்படுகின்றது அவையாவன எழுத்திலக்கணம் சொல் இலக்கணம் பொருள் இலக்கணம் யாப்பிலக்கணம் அணி இலக்கணம் இந்த ஐந்து இலக்கணங்களில் முதலாவதாக எழுத்து இலக்கணம் தொடர்பான சில விடயங்களை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் அந்த வகையில் தமிழின் எழுத்து இலக்கணம் என்பது தமிழ் அகராதியில் உள்ள இருநூற்று நாற்பத்தி ஏழு எழுத்துக்களையும் பற்றி விளக்குகின்ற பகுதியாகும் இந்த இருநூற்று நாற்பத்தி ஏழு எழுத்துக்களையும் பற்றிய தனித்தனியான விவரங்கள் சொற்களின் ஆக்கத்தில் இந்த எழுத்துக்களின் பங்களிப்பு முறைகள் சொற்கள் இணைந்து வாக்கியங்களை உருவாக்கும் போது எழுத்துக்களில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்பன தொடர்பாகவும் இந்த இலக்கண பகுதி தெளிவான விளக்கத்தினை தருகின்றது எழுத்திலக்கணத்தினுள் இரு பகுதிகள் அடங்குகின்றன அவை முதலெழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள் எந்தவித உதவியுமின்றி தாமாகவே தோற்றம் பெற்று இயங்கக்கூடிய எழுத்துக்களே முதல் எழுத்துக்கள் என அழைக்கப்படுகின்றன இந்த முதல் எழுத்துக்களினுள் அடங்குபவை உயிரெழுத்துக்கள் பன்னிரண்டு மெய்யெழுத்துக்கள் பதினெட்டு இந்த முப்பது எழுத்துக்களும் ஏனைய எழுத்துக்கள் தோன்றுவதற்கான அடிப்படையாக இருப்பதால் அவை முதல் எழுத்துக்கள் என்று அழைக்கப்படுகின்றன உயிரும் உடம்புமாம் முப்பது முதலே என்கின்றது நன்னூல் அடுத்து சார் எழுத்துக்கள் இவை தனித்து இயங்க முடியாதவை வேறொரு எழுத்துடன் சார்ந்து இயங்குவதால் சார்பெழுத்துக்கள் என அழைக்கப்படுகின்றன இவை மேலும் பத்து பிரிவுகளாக பிரிக்கப்படுகின்றன அவையாவன உயிர்மை எழுத்து ஆயுத எழுத்து உயிர் அளபடை ஒற்றளபடை குற்றியலுகரம் குற்றியலிகரம் ஐகார குறுக்கம் அவுகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் என்பனவாகும் அடுத்து நாங்கள் பார்க்க இருக்கும் இலக்கண பகுதி சொல் இலக்கணம் என்பதாகும் எழுத்துக்கள் தனித்து நின்றோ அல்லது இணைந்தோ பொருள் தரக்கூடிய சொற்கள் ஆகின்றன என்பது நீங்கள் அறிந்ததே சொல் என்பதற்கு மொழி கிளவி பதம் என்ற பெயர்களும் உண்டு இந்த சொற்கள் தொடர்பாக விளக்கும் இலக்கண பகுதியே சொல் இலக்கணமாகும் சொல்லானது இலக்கண அடிப்படையில் நான்கு வகைகளாகவும் இலக்கிய அடிப்படையில் நான்கு வகைகளாகவும் பிரிக்கப்படுகின்றது சாதாரணமாக சொல்லின் வகைகள் என்று நாங்கள் கருதும் போது இலக்கண அடிப்படையில் அமைந்த பாகுபாட்டு முறையையே கருத்தில் கொள்ள வேண்டும் இலக்கண அடிப்படையில் சொல்லின் வகைகளாவன பெயர்ச்சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் என்பனவாகும் இவற்றுள் பெயர் சொல்லானது மேலும் ஆறு பிரிவுகளாக பிரிக்கப்படுகின்றது பொருட்பெயர் இடப்பெயர் காலப்பெயர் சினைப்பெயர் குணப்பெயர் அல்லது பண்பு பெயர் தொழிற்பெயர் என்பனவாகும் அவ்வாறே தொழிற்பெயரானது விகுதி பெற்ற தொழிற்பெயர் முதல் நிலை தொழிற்பெயர் முதல் நிலை தெரிந்த தொழிற்பெயர் எதிர்மறை தொழிற்பெயர் என்றவாறு நான்கு பிரிவினுள் பிரிக்கப்படுகின்றது இலக்கிய அடிப்படையில் சொல்லின் வகைகளாவன இயற்சொல் திரிசொல் திசைச்சொல் வடசொல் என்பனவாகும் அடுத்து நாங்கள் பார்க்க இருக்கின்ற இலக்கண வகை பொருள் இலக்கணமாகும் எழுத்துக்கும் சொல்லுக்கும் மட்டுமல்ல வாழ்கின்ற வாழ்க்கை முறைக்கும் இலக்கணம் வகுத்த பெருமைக்குள் பேரினம் எம் தமிழ் இனம் அந்த வகையில் ஒழுக்க முறைமை பற்றி கூறும் இலக்கண பகுதியே பொருள் இலக்கணமாகும் பண்டைய தமிழ் மக்கள் வாழ்ந்த வாழ்க்கையின் வரலாற்றை அந்த வாழ்க்கையின் நாகரீகங்களை அந்த வாழ்க்கையினுள் அடக்கப்படுகின்ற ஒழுக்க முறைமைகளை பற்றி கூறும் இலக்கண பகுதியே பொருள் இலக்கணமாகும் சுருக்கமாக கூறுவதானால் வழியில் பொருளீட்டி பல்லாரோடு பகுத்துண்டு வாழும் வாழ்வியல் நெறிமுறைகளுக்கான இலக்கணமே இதுவாகும் இது அகப்பொருள் புறப்பொருள் என்று இரு வகைகளில் பாகுபடுத்தப்படுகின்றது அகப்பொருள் என்பது அகமாகிய மனத்தின் கண் எழும் உணர்வுகள் தொடர்பான பகுதியாகும் இந்த இலக்கணத்தில் அன்பு என்ற உணர்வினால் ஆழமாக கட்டுண்டு இல்லற வாழ்வில் இணையும் தலைவன் தலைவியின் இன்பமான வாழ்க்கையின் நெறிமுறைகளுக்கான ஒழுக்கம் முன்னிலைப்படுத்தப்படுகின்றது இது அகத்திணை என்றும் கூறப்படும் புறப்பொருள் இலக்கணத்தில் வாழ்க்கையை நெறிப்படுத்தும் புறப்பொருட்களான கல்வி செல்வம் வீரம் கொடை அரசியல் புகழ் போன்றன தொடர்பான ஒழுக்க நெறிமுறைகள் கூறப்பட்டுள்ளன இது புறத்திணை என்றும் கூறப்படும் அடுத்து நாங்கள் பார்க்க இருக்கும் இலக்கண பகுதி யாப் இலக்கணம் என்பதாகும் யாப்பு என்பது யாத்தல் தொகுத்தல் கட்டுதல் அல்லது செய்யுள் பாட்டு என்ற பல பொருட்களை குறிக்கின்ற ஒரு சொல்லாகும் அந்த வகையில் ஒரு செய்யுளை அல்லது கவிதையை அல்லது பாடலை எவ்வாறு தொகுக்க வேண்டும் என்பது தொடர்பான விதிமுறைகளை எடுத்தியம்பும் இலக்கண பகுதியே இந்த யாப்பிலக்கணமாகும் வேறுபட்ட நிறங்களில் வேறுபட்ட அளவுகளில் வேறுபட்ட வடிவங்களில் காணப்படும் முத்துக்கள் பலவற்றை ஒரு ஒழுங்குமுறைக்கேற்ப இணைத்து அழகான மாலையாக மாற்றும் போது கண்கவர் மனங்கவர் அழகுடையதாகின்றது அவ்வாறே வேறுபட்ட எழுத்துக்கள் சொற்கள் பலவற்றை ஒரு ஒழுங்கு முறைக்கேற்ப இணைத்து செய்யுள்களாக மாற்றும்போது அவை ஓசை நயம் கவிச்சுவை பொருட்சுவை செறிந்த பாடல்களாக மாறுகின்றன பாட்டு கட்டுதல் என்ற வார்த்தையை மிகச் சாதாரணமாக கிராமங்களில் பயன்படுத்துவதை காண முடியும் கவிதைகளை பொதுவாக இரண்டு வகைகளாக பிரிப்பார்கள் அவை மரபு கவிதை புது கவிதை மரபு கவிதைகள் என்பது இலக்கண கட்டுப்பாட்டு விதிமுறைகள் அனைத்தையும் கருத்தில் கொண்டு அந்த விதிமுறைகளுக்கு அமைவாக தொகுக்கப்படும் கவிதைகள் ஆகும் அவ்வாறே புது கவிதை என்பது இலக்கண கட்டுப்பாட்டு விதிமுறைகளுக்கு அமையாது கருத்துக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து வடிக்கப்படும் கவிதைகள் ஆகும் இந்த யாப்பிலக்கணம் என்பது மரபு கவிதைகளை எழுதுவதற்கான விதிமுறைகள் தொடர்பான விளக்கத்தினை தருவதாகவே அமைந்திருக்கின்றது யாப்பின் உறுப்புகளாக அமைபவை எழுத்து அசை சீர் தலை அடி தொடை என்பனவாகும் யாப்பின் அடிப்படையில் செய்யுள்கள் நான்கு வகைகளில் காணப்படுகின்றன அவை வெண்பா ஆசிரியப்பா கலிப்பா வஞ்சிப்பா அவ்வாறே மறுப்பா என்ற செய்யுள் வகையும் சில பாகுபாடுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது இறுதியாக நாங்கள் பார்க்க இருக்கின்ற இலக்கணமே அணி இலக்கணம் அணி என்பது அழகு ஆபரணம் வரிசை என்று பல பொருட்களை கொண்ட ஒரு சொல்லாகும் பாடல்களை இயற்றும் அறிஞர்கள் தங்களுடைய கற்பனை திறத்தினாலும் அந்த கற்பனை திறனை கருத்தாக்கம் செய்து கொணரும் போது கையாளும் பல உத்திகளாலும் தமது செய்யுள்களை மேலும் அழகுபடுத்த முனைகின்றனர் இவ்வாறு அணியாகிய அணிகலன்கள் அழகினை மெருகுபடுத்தி ஆர்வத்தினை தூண்டுகின்றனவோ அவ்வாறே செய்யுள்களில் கையாளப்படும் சில நெறிமுறைகள் அந்த செய்யுளின் அழகை மேலும் மெருகுபடுத்தி படிப்பவரது கவனத்தையும் விருப்பத்தையும் தம்பால் ஈர்க்கின்றன இந்த வகையில் செய்யுள்களின் அழகை அவற்றின் இலக்கிய சுவையை மேம்படுத்தும் அணிகள் தொடர்பாக விளக்கும் பகுதியே அணி இலக்கணமாகும் அதாவது செய்யுளில் அமைந்து கிடக்கும் சொல் அழகு பொருள் அழகு முதலியவற்றை வரையறுத்து கூறுவது அணி இலக்கணமாகும் அணி இலக்கணம் இரு வகைப்படும் அவையாவன சொல்லணி பொருளணி இந்த இரு வகையினுள்ளும் பல்வேறு அணிகள் அடங்குகின்றன அவற்றுள் சில வருமாறு தன்மை அணி உவமை அணி உருவக அணி பின்வரு நிலை அணி தற்குறிப்பேற்ற அணி வஞ்ச புகழ்ச்சி அணி வேற்றுமை அணி இல் பொருள் உவமை அணி எடுத்துக்காட்டு உவமை அணி இரட்டுறமொழிதல் அணி நல்லது மாணவர்களே ஐவகை தமிழ் இலக்கணங்கள் தொடர்பாகவும் ஒரு அறிமுக தொகுப்பையே நாங்கள் இங்கு தந்திருக்கின்றோம் இவை ஒவ்வொன்றும் தொடர்பான விளக்கங்களை தெளிவாகவும் சிறப்பான உதாரணங்களோடும் தொடரும் காணொளி காணொளிகளில் நாங்கள் உங்களுக்கு தரவிருக்கின்றோம் இத்துடன் இந்த காணொளி நிறைவினை அடைகின்றது தமிழால் இணைந்து இருந்த அனைவருக்கும் நன்றி சார் வந்தனங்கள் நல்லது மாணவர்களே நமது ஏனைய காணொளிகளைப் போலவே இதுவும் நிச்சயம் உங்களுக்கு பயன்மிக்கதாக அமையும் காணொளியை பார்த்த பின் லைக் ஷேர் செய்வதுடன் உங்கள் கருத்துக்களையும் தவறாமல் பதிவிடுங்கள் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் கீழுள்ள சப்ஸ்கிரைப் என்ற சிவப்பு நிற பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் எழுத்திலக்கணம் என்ற எமது அடுத்த காணொளி மூலம் உங்களுடன் இணையும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுகின்றோம் சுடரட்டும் தமிழ் மொழி பலரட்டும்